தமிழரசி தமிழரசி ஐய தமிழில் ஒரு துளி உயிர்மை எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் க க கரடி கரடி ந ந சிங்கம் சிங்கம் சா சா சக்கரம் சக்கரம் நா நா நமலி நமலி ட ட பட்டம் பட்டம் நா நா வண்ணம் வண்ணம் தா தா தவளை தவளை நா நா நரி நரி பா பா பந்து பந்து மா மா மரம் மரம் யா யா தாயம் தாயம் ரா ரா குரங்கு குரங்கு லா லா மலர் மலர் வா வா வண்டி வண்டி ழா ழா உழவர் உழவர் லா லா குளம் குளம் ரா ரா பறவை பறவை நா நா அன்னம் அன்னம் உயிர்மை எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் கா கா கரடி கரடி நா நா சிங்கம் சிங்கம் சா சா சக்கரம் சக்கரம் నా నా నమలి నమలి టా టా పట్టం పట్టం నా నా வண்ணம் வண்ணம் தா தா தவளை தவளை நா நா நரி நரி பா பா பந்து பந்து மா மா மரம் மரம் யா யா தாயம் தாயம் ரா ரா குரங்கு குரங்கு லா லா மலர் மலர் வா வா வண்டி வண்டி ரா லா உழவர் உழவர் லா லா குளம் குளம் ரா ரா பறவை பறவை நா நா அண்ணம் அண்ணம் ஹாய் கிட்ஸ் எனக்கும் என் தம்பிக்கு டிராயிங் கலரிங் கிராஃப்ட்னா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்குமா அப்போ வந்து உங்களோட டிராயிங் கலரிங் கிராஃப்ட் ஒர்க் எல்லாம் எங்களோட வெப்சைட்ல அப்லோட் பண்ணுங்க தமிழரசி ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க for more videos please subscribe my channel நன்றி